ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பழகினாவே போதும் பார்க்குறவங்க அதை தப்பாக நினச்சி ஏதேதோ பேசிட வேண்டியது ஏன் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நிற்பாங்களே தவிர அவங்கள தப்பாக பேசின யாரும் அவங்களுக்காக வந்து நிற்க போகிறதில்ல ஒருத்தரை பற்றி பேசும்போது நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சு யோசித்து பேசணும்